நூல் ஜாலங்கள் உங்கள் எல்லாருக்குமே மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம நண்பர்கள்ட்ட சின்ன சின்ன மேஜிக் செஞ்சு ஆசையாக விளையாடுவோம் இப்போ கூட அதே மாதிரி ஒரு மேஜிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மேஜிக்கை நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம் தெரியுமா நூல் வச்சு செய்ய போகிறோம் இந்த மேஜிக்கை செய்கிறதுக்கு நமக்கு இரண்டு கலர் நூல்கள் அப்படி இல்லைன்னா இரண்டு கலர் ரப்பர் பேண்டுகள் வேணும் இது மாதிரி முனைகள் இணைக்கப்பட்ட இரண்டு கலர் நூல்களை எடுத்துக்கலாம் நான் இப்போ சிவப்பு கலர் நூலை மஞ்சள் கலர் நூல் மேலே வச்சு இரண்டு முனைகளையும் சேர்ந்து பிடிச்சிக்க போகிறேன் இப்போ சிவப்பு நூல் மஞ்சள் நூலில் மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த அமைப்பை அப்படியே தலைகளாக உங்களால் மாற்ற முடியுமா அதாவது சிவப்பு நூலில் மஞ்சள் நூல் மாட்டி இருக்கிற மாதிரி மாற்ற முடியுமா நம்மளால் தான் மாற்ற முடியுமே அதான மேஜிக் நல்லா ஒத்து பாருங்கள் மஞ்சள் நூலோட ஒரே ஒரு இழைய மட்டும் நான் பிடிச்சு இழுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சிகப்பு நூல் மேலே இருந்த மஞ்சள் நூல் மாதிரியும் மஞ்சள் நூல் கீழே இருந்த சிவப்பு நூலை மாதிரியும் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு இந்த நூல் மேஜிக்கை திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம் உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை செஞ்சு காட்டி விளையாடுங்க இப்போது இதே மேஜிக்கை ரப்பர் பேண்ட் வச்சு செய்ய முடியுதான்னு பார்க்கலாமா ஓ அருமையாக செய்ய முடியுது இந்த மேஜிக்கை நிச்சயம் நீங்கள் உங்கள் நண்பர்களிட்ட செஞ்சு காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் இத்தகைய பயிற்சியை செஞ்சு பார்க்கறது மூலமாக நம்மளோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்க முடியும்